வட்ட புதிர் விளையாட்டு ஹாய் குட்டீஸ் நாம இன்னைக்கு பொருத்தமான வட்டங்களை இணைக்கும் புதிர் விளையாட்டிற்கான அட்டைகளை எப்படி தயார் செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் என்ன குட்டீஸ் தயாரா இருக்கீங்களா இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரே மாதிரியான அச்சு வடிவங்களை கொண்ட நீலம் மற்றும் சிவப்பு வண்ண அட்டைகள் முதல்ல இப்படி படத்துல காட்டியிருக்கிறது போல அச்சு வடிவங்களை நீலம் மற்றும் சிவப்பு வண்ண அட்டைகள்ல பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா இந்த சிவப்பு வண்ண அட்டையை எடுத்து இப்படி வட்ட வடிவத்தின் ஓரங்களை கட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் இதோட உட்புறமா இருக்கிற வளைவு பகுதிகளையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டா நமக்கு இப்ப இரண்டு பாகங்கள் கிடைச்சிரும் இது போலவே நீலம் மற்றும் சிவப்பு வண்ண அட்டைகளில் இருக்கிற அனைத்து அச்சு வடிவங்களையும் இப்படி தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கங்க அடுத்ததா குழந்தைகளே சிவப்பு நிற அட்டை துண்டுகளை எடுத்து அதே அச்சுக்களுடன் பொருந்தக்கூடிய நீல நிற அச்சு வடிவங்களை இப்படி பொருத்தி பாருங்க நாம எவ்வளவு அழகா எவ்வளவு எளிமையா இந்த புதிரட்டைகளை தயார் செய்துட்டோம்னு பார்த்தீங்களா இங்க பாருங்க இந்த குட்டி பையன் எவ்வளவு அழகான வட்டங்களை உருவாக்கி இருக்கான் என்ன குட்டீஸ் நீங்களும் செய்து பார்க்க தயாராயிட்டீங்களா இத்தகைய பயிற்சியை மேற்கொள்ளுவதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்